இப்போ நம்ம வெண்டைக்காய் கறி பண்ண போகிறோம் ஏற்கனவே ஒரு வெண்டைக்காய் கறி போட்டிருக்கேன் பட் இது வேறு மாதிரி பண்ணுறது இப்போ இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம் இது வேறு ஒரு மெத்தடில் பண்ணுறது வெண்டைக்காய் கால் கேஜி இது வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது மாதிரி ரெண்டு வெங்காயம் இல்லை மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் ஒரு அரை வெங்காயம் வந்து சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அரை இன்ச் இஞ்சி ஒரு ஏழு பல் பூண்டு ஒரு பச்சை மிளகாய் இது வந்து எல்லாமே வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கு மூணு தக்காளி ஒரு ஒரு இன்ச்சுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன் எண்ணெய் கடுகு கொஞ்சம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் தேவையான உப்பு இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனில் வந்து இது கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயிட்டோம் வெண்டைக்காய் நல்லா கழுவி ஒரு துணியில் தொடச்சிட்டோன்னா அந்த வழவழப்பு போயிடும் இல்லைன்னா ஈர தண்ணியோடு செஞ்சோன்னா வழவழப்பு இருக்கும் அதே போல் இந்த வெண்டைக்காய் வந்து எலசாக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ இந்த வெண்டைக்காய் வந்து இது மாதிரி டப்புன்னு உடஞ்சதுன்னா இது வந்து எலசு பார்த்து வாங்கிக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு வெங்காயம் கட் பண்ணிக்கலாம் இப்போ இது வெங்காயம் வதக்கிக்கலாம் வதக்கட்டும் ஒரு நிமிஷம் இப்போ ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம வெண்டைக்காவும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் இது நம்ம வந்து ரெண்டுத்தையும் நல்லா வதக்கலாம் இது வதங்கட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கலாம் இது வதக்கும் போது நம்ம மூடி போடக்கூடாது போட்டோன்னா அதில் வந்து தண்ணி விடும் அப்போ வழவழப்பு அதிகமாகும் வதங்கட்டும் இப்போ வெங்காயம் வெண்டைக்காய் வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து எடுத்துக்கலாம் இதை இப்போ கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியட்டும் இப்படி இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் வதல் விட்டோம் இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன் தனியா தனியாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் வாதம் വഴങ്കട്ടും ஒரு நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம் இப்போ தக்காளி மசிஞ்சிடுச்சு இப்போ நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கலந்து விடுங்க இது கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொச்சிருச்சு இப்போ வந்து நம்ம இந்த வெண்டைக்காய் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து கலக்கி விடுங்க இது கொஞ்ச நேரம் இருக்கட்டும் இப்போ வெண்டைக்காய் கறி ரெடி ஆகிடுச்சு இது ஒரு மெத்தட் நான் ஏற்கனவே இன்னொரு மெத்தட் போட்டிருக்கேன் இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் Thank you.